வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா December twenty seven Monday market பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு ஒரு நைன் சிக்ஸ்டீன் ஆயிருக்கு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வேமா வந்து டவுன் சைடில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறங்கிட்டுருக்கு thirty four thousand three hundred ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இது நம்ம வந்து ப்ரீவியஸ் டே அதாவது ப்ரீவியஸ் ட்ரேடிங் டேன்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரைடே தான் ஸோ அந்த ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் செல் கால் ஜெனரேட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு ஸோ நமக்கு இன்றைக்கி அதை கண்டினியூஷன் மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது செல் கால் ஜென்ரேட் ஆனபடி ஃபினிஷ் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டவுன் சைடில் தான் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ நமக்கு இதில் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகாது இப்போ கால்ஸ் ஜென்ரேட் ஆகிறது எப்படி ஜென்ரேட் ஆகும்னா பை கால் செல் கால்னு தான் இருக்குது ரெண்டே கால் தான் ஸோ இதில் கால்ஸ் வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போது தான் காலே வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ இப்போ கரண்ட்டில் செல் கால்னால் நெக்ஸ்ட் கால் வந்துச்சுன்னா பை கால் தான் வந்து வரும் ஸோ நமக்கு இப்போ கரண்ட்டில் செல் கால் போய்கிட்டு இருக்கு ப்ரீவியஸ் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அப்படியே டவுனில் போயிட்டு ஆகிட்டு இருக்குன்றனால டவுன் ட்ரெண்டில் இருக்குது பட் எப்போ மார்க்கெட் ரைஸ் ஆகுதோ ஏற ஆரம்பிக்குதோ அப்போ தான் நமக்கு வந்து பையிங் ட்ரெண்டே ஸ்டார்ட் ஆகும் ஸோ நமக்கு பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது கேண்டிலுடைய கலரும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை பண்ணலாம் ஏன்னா பாயிண்ட்டில் பை பண்ணலாம் டார்கெட் ஸ்டாப்லாஸ் கம்ப்ளீட்டான டீட்டெயில் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத டேரெக்டாக பார்க்கலாம் மார்க்கெட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு பைக்கால் வந்திருக்குன்றனால கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணும்போதே ஓகே கேண்டிலுடைய கலர் க்ரீன் கலராக வந்துருச்சு நாம் இப்போ பை பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் பை டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ட்டு அடுத்து மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும் ஸோ இதில் உங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட்டை வந்து நம்ம டெய்லி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே அதுவே வந்து மார்க்கெட் ட்ரெண்டு மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிட்டு என்ட்ரி பாயிண்ட் என்ன டார்கெட்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து தெரியும் ஸோ இல்லை நம்ம டெய்லி ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபஸ்ட்டு கால் என்ன கிடைக்குது அப்படின்றத ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ இதில் நம்ம நமக்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஜெனரேட் ஆயிருக்க ஒரு ஃபஸ்ட் கால்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பை கால் தான் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை டர்ன் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு ஸோ வந்து இன்றைக்கி நம்ம கிடச்ச பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து மார்க்கெட் ஃபஸ்ட்டு ரைஸ் ஆகி நல்லா ஏறிச்சு ஏறினது பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஸ்ட்ராங்காக போக முடியல ஸோ அதனால் மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடு இறங்கினதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு பட் அதுக்கப்புறம் பட் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகவே இல்லை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பையிங் மோடில் பை ட்ரெண்ட்லேயே தான் இருந்துச்சு ஸோ கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர்லேயே தான் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா ரைஸ் ஆனது நல்ல நல்லா ரைஸ் ஆனது பார்த்தீங்கன்னா thirty four thousand nine hundred break out பண்ணுச்சு அதுக்கப்புறமும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் ஒன் ஓ கிளாக் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ரைசிங்கில் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எல்லா ரேஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே பிரேக் பண்ணி ஏறிட்டே தான் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடச்ச பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு கால்னுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து போயிட்டே இருந்துச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி அதில் ஜெனட்டார கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி இதே மாதிரி தான் பார்க்க போகிறீங்க அதுவே மார்க்கெட் ட்ரெண்ட் ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் மாறிட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் எடுத்தால் எங்கே எடுக்கலாம் டார்கெட்ஸ் எதிர்பார்த்தா எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் டீட்டெயில் வந்து லைவ் மார்க்கெட்லேயே நமக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேங் மெசேஜ் அனுப்புங்க இந்த இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்கே வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக தான் வந்து போகும்னு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் டு நியூ இயர் இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க அதாவது வால்யூம் வந்து இருக்காது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ எப்பயுமே இந்த Christmas to new year time பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும் ஈக்விட்டி மார்க்கெட்டுன்றதை விட நமக்கு வந்து கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்னும் அதிகமாகவே பார்த்தீங்க அப்படின்னா இம்பேக்ட் வந்து இருக்கும் so whatever technical is technical fundamental is fundamental so அது வந்து ஃபண்டமெண்டல் நியூஸ்ன்றது வந்து ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் தான் நம்மளுடைய சார்ட்ன்றது ஸோ உங்களுக்கு அந்த சார்ட் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ